வணக்கம் மாணவ செல்வங்களே பெற்றோர் பெரியோர்களே தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்றார் புரட்சி கவி பாவேந்தர் பாரதிதாசன் அந்த உயிருக்கு நிகரான உயர் மொழியை உரிய முறையில் கற்கும் ஆவலோடு சுடுக தமிழ் சேனல் வந்த உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் இலக்கண விதிமுறைகளான திணை பால் எண் இடம் காலம் என்ற வரிசையில் நான்காவது அம்சமான இடம் என்ற இலக்கண கூறு தொடர்பான விடயங்களையே இந்த காணொளி மூலம் நீங்கள் பார்க்க இருக்கின்றீர்கள் இடம் என்ற இந்த இலக்கண பகுதியை பற்றிய தெளிவான விளக்கங்களுடன் சில பயிற்சிகளும் காணொளியின் முடிவில் சேர்க்கப்பட்டுள்ளன அவற்றையும் நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் இந்த பகுதியை பரிபூரணமாக விளங்கிக் கொள்ள முடியும் எனவே மாணவர்களே இந்த காணொளி காணொளியையும் முழுமையாக பார்வையிட்டு பயன்பெறுங்கள் இப்போது நாங்கள் இடம் என்றால் என்ன என்பதை அவதானிப்போம் தமிழ் இலக்கணத்தில் வரையறுக்கப்பட்ட விதத்தில் ஒரு விடயத்தை பேசுபவர் பேசுபவரின் முன்னால் நிற்பவர் இவர்கள் இருவரும் அல்லாத பிறர் ஆகியோர் தொடர்பிலுள்ள வேறுபாடுகளை காட்டும் இலக்கண கூறு இடம் எனப்படுகின்றது முன்னர் கூறியவாறு அடிப்படை தமிழ் இலக்கண விதிமுறைகளான திணை பால் எண் இடம் காலம் என்ற வரிசையில் நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட திணை பால் எண் ஆகிய இலக்கண கூறுகளை தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கும் பகுதியே இந்த இடம் என்பதாகும் திடம் என்ற இந்த இலக்கண கூறு தன்மை முன்னிலை படர்க்கை என்ற மூன்று வகைகளில் காணப்படுவதால் இது மூவிடம் என்றும் அழைக்கப்படுகின்றது பின்வரும் உதாரணத்தின் மூலம் நீங்கள் இதனை மேலும் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் தம்பி நானும் நீயும் இங்கிருந்து விளையாடுவதை அங்கிருந்தவாறே அம்மா அவதானித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த விவரணம் அக்காவோ அண்ணாவோ தனது தம்பியை நோக்கி பேசும் விதத்தில் அமைந்திருக்கின்றது இதன்படி பேசுகின்ற அக்கா அல்லது அண்ணா தன்மை என்ற இடத்திலும் அதனை கேட்கும் தம்பி முன்னிலை என்ற இடத்திலும் அவர்கள் விளையாடுவதை அவதானித்துக் கொண்டிருப்பதாக கூறப்படும் அம்மா படர்க்கை என்ற இடத்திலும் இருப்பதாக காட்டப்படுகின்றது இன்னொரு விதத்தில் கூறுவதானால் ஒரு உரையாடல் நடைபெறும் போது பேசுபவர் முதலாம் இடத்திலும் பேசுவதை கேட்பவர் இரண்டாம் இடத்திலும் அருகில் இல்லாத ஏனையோர் மூன்றாம் இடத்திலும் இருப்பதாக தமிழ் இலக்கணம் கூறுகின்றது தமிழ் இலக்கண விதிமுறைகளுக்கு அமைவாக சரியான வாக்கிய அமைப்புகளை உருவாக்கவும் பிரதி பெயர் சொற்களை தகுந்த முறையில் பிரயோகிப்பதற்கும் ஏனைய இலக்கண பகுதிகளைப் போலவே தன்மை முன்னிலை படற்கை என்ற மூன்று பகுதிகளை கொண்ட மூவிடம் என்ற இந்த இலக்கண பகுதியும் மிக முக்கியமானது இங்கு பிரதி பெயர் சொற்கள் என்பன பெயர் சொற்களுக்கு பதிலாக பாவிக்கப்படுகின்ற வேறு சொற்களாகும் இவை பற்றிய மேலதிக விளக்கங்களை எமது முன்னைய காணொளியான அடிப்படை தமிழ் இலக்கண விதிமுறைகள் பால் பகுதி ஒன்று என்ற காணொளியில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த காணொளியின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது இப்போது மூவிடம் என்ற இலக்கண கூறின் முதலாவது பகுதியான தன்மை என்பது பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் தன்மை என்பது பேசுபவர் அல்லது எழுதுபவர் தன்னையோ அல்லது தன்னை சார்ந்தவர்களையோ அதாவது தன்னையும் உள்ளடக்கிய பலரையோ பற்றி பேசுவது தன்மை எனப்படும் இது இரண்டு வகைப்படும் அவை தன்மை ஒருமை தன்மை பன்மை தன்மை ஒருமை எனப்படுவது தன்மை இடத்தில் ஒருவரை குறிப்பதாகும் தன்மை பன்மை என்பது தன்மை இடத்தில் பலரை குறிப்பதாகும் தன்மை ஒருமைக்கான உதாரணங்கள் நான் யான் போன்ற சொற்களும் எனது எனக்கு என் என்னுடைய என்னுடையது போன்ற வேற்றுமை உறுப்புகளை ஏற்ற சொற்களும் தன்மை உரிமைகளாக இருக்கும் தன்மை பன்மைக்கான உதாரணங்கள் நாம் நாங்கள் போன்ற சொற்களும் எங்கள் எங்களை எங்களுக்கு எங்களுடைய எங்களுடையது போன்ற வேற்றுமை உறுப்புகளை ஏற்ற சொற்களும் தன்மை பன்மைகளாக இருக்கும் அடுத்து மூவிடம் என்ற கூறின் இரண்டாவது பகுதியான முன்னிலை தொடர்பான விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வோம் முன்னிலை என்பது பேசுபவர் தனக்கு முன்னால் நிற்பவரை அல்லது நிற்பவர்களை பற்றி பேசுவது முன்னிலை இடமாகும் இது இரண்டு வகைப்படும் முன்னிலை ஒருமை முன்னிலை பன்மை முன்னிலை ஒருமை எனப்படுவது முன்னிலை இடத்தில் ஒருவரை குறிப்பதாகும் முன்னிலை பன்மை என்பது முன்னிலை இடத்தில் பலரை குறிப்பதாகும் முன்னிலை ஒருமைக்கான உதாரணங்கள் நீ நீர் போன்ற சொற்களும் உனது உன்னை உனக்கு உன்னுடைய உன்னுடையது போன்ற வேற்றுமை உறுப்புகளை ஏற்ற சொற்களும் முன்னிலை ஒருமைகளாக இருக்கும் முன்னிலை பன்மைக்கான உதாரணங்கள் நீங்கள் நீவில் போன்ற சொற்களும் உங்கள் உங்களை உங்களுக்கு உங்களுடைய உங்களுடையது போன்ற வேற்றுமை உறுப்புகளை ஏற்ற சொற்களும் முன்னிலை பன்மைகளாக இருக்கும் மூவிடம் என்ற கூறின் மூன்றாவது பகுதியாக அமையும் படற்கை என்றால் என்ன என்பதையும் அதற்கான உதாரணங்களையும் நாங்கள் இப்போ இப்போது பார்க்க இருக்கின்றோம் படற்கை என்பது பேசுபவர் தன்னையும் தனக்கு முன்னால் நிற்பவரையும் தவிர்த்து ஏனையோரை பற்றி பேசுவது படற்கை இடமாகும் இங்கு குறிப்பிடப்படும் ஏனையோர் என்பது பேசப்படுபவராக அல்லது பேசப்படுபவையாக அல்லது பேசப்படும் பொருளாக இருக்கலாம் இதுவும் இரண்டு வகைப்படும் படற்கை ஒருமை படர்க்கை பன்மை படற்கை ஒருமை எனப்படுவது படர்க்கை இடத்தில் ஒருவரை அல்லது ஒன்றை குறிப்பதாகும் படர்க்கை பன்மை என்பது படர்க்கை இடத்தில் பலரை அல்லது பலவற்றை குறிப்பதாகும் படர்க்கை ஒருமைக்கான உதாரணங்கள் அவன் அவள் அது போன்ற சொற்களும் அவனை அவனுக்கு அவனுடைய அவனுடையது அவளை அவளுக்கு அவளுடைய அவளுடையது அதனை அதற்கு அதனுடைய அதனுடையது போன்ற வேற்றுமை உருவுகளை ஏற்ற சொற்களும் படற்கை ஒருமைகளாக இருக்கும் படற்கை பன்மைக்கான உதாரணங்கள் அவர்கள் அவை போன்ற சொற்களும் அவர்களை அவர்களுக்கு அவர்களுடைய அவர்களுடையது அவைகளை அவைகளுக்கு போன்ற வேற்றுமை உருவுகளை ஏற்ற சொற்களும் படற்கை பன்மைகளாக இருக்கும் இங்கு நாங்கள் சில முக்கியமான விடயங்களை இடம் என்ற இந்த இலக்கண பகுதியூடாக அறிந்து கொள்ள இருக்கின்றோம் அதாவது தன்மை முன்னிலை போன்ற இடங்களை உணர்த்தும் சொற்களில் பால் வேறுபாடு தென்படுவதில்லை உதாரணமாக நான் என்ற தன்மை இடத்திற்குரிய சொல்லையும் நீ என்ற முன்னிலை இடத்திற்குரிய சொல்லையும் அவதானித்தால் அவை ஆண் பாலா பெண் பாலா என்பதை சுட்டி நிற்பதில்லை அவை எண் வேறுபாடுகளை மட்டுமே உணர்த்துவன உதாரணம் நான் நாங்கள் என்ற தன்மை சொற்களையும் நீ நீங்கள் என்ற முன்னிலை சொற்களையும் அவதானித்தால் நான் நீ என்பவை ஒருமை எண் வகைகளாகவும் நாங்கள் நீங்கள் என்பவை பன்மை எண் வகைகளாகவும் திகழ்கின்றன அத்துடன் அவை உயர் திணை என்னும் திணை வகையாக மட்டுமே காணப்படுகின்றன ஆனால் படர்க்க இடத்தை உணர்த்தும் சொற்கள் திணை பால் எண் வேறுபாடுகளை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன படர்க்க இடத்தை உணர்த்தும் சொற்கள் திணை வேறுபாடுகளை காட்டுதல் உயர் திணை அவன் அவள் அவர்கள் அக்ரிணை அது அவைகள் கடற்க இடத்தை உணர்த்தும் சொற்கள் பால் வேறுபாடுகளை காட்டுதல் ஆண் பால் அவன் பெண் பால் அவள் பலர் பால் அவர்கள் ஒன்றின் பால் அது பலவின் பால் அவை படற்க இடத்தை உணர்த்தும் சொற்கள் எண் வேறுபாடுகளை காட்டுதல் ஒருமை அவன் அவள் அது பன்மை அவர்கள் அவை இப்போது நாங்கள் மூவிட பொது பெயர்கள் என்ற ஒரு விடயம் பற்றியும் இந்த காணொளியின் மூலம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் மூவிட பொது பெயர் என்பது தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூன்று இடங்களுக்கும் பொதுவாய் வரும் சொல் மூவிட பொது பெயர் எனப்படும் எல்லாம் என்ற பன்மையை குறிக்கும் சொல் மூன்று இடங்களுக்கும் பொதுவானதாய் அமைகின்றது யாம் எல்லாம் தன்மை நீவிர் எல்லாம் முன்னிலை அவர்கள் எல்லாம் படர்க்கை அவை எல்லாம் படர்க்கை நல்லது மாணவர்களே அடிப்படை தமிழ் இலக்கண விதிமுறைகளில் ஒன்றான இடம் என்பது பற்றியும் நீங்கள் தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இப்போது இடம் என்ற இந்த பகுதியில் மேலும் தெளிவினை பெறுவதற்காக சில பயிற்சிகளையும் நாங்கள் சேர்த்துள்ளோம் அவற்றை இப்போது பார்க்க இருக்கின்றோம் முதலாவது பயிற்சி கீழே காட்டப்பட்டுள்ள வாக்கியங்களின் இடைவெளிகளில் சரியான தன்மை முன்னிலை படர்க்க இடங்களுக்குரிய சொற்களை எட்டு நிரப்புக பாடசாலைக்கு சென்றான் நன்றாக ஓவியம் வரைவாள் அதிகாலையில் வயலுக்கு செல்வார்கள் எங்கே போகிறீர்கள் போன வாரம் சுற்றுலா சென்றிருந்தோம் நேற்று கோவிலுக்கு சென்றேன் நேற்று ஏன் பாடசாலைக்கு வரவில்லை ஏன் பயந்து ஓடுகின்றன காலையிலேயே தனது தாயை தேடி ஓடுகின்றது அனைத்தும் என் நண்பனுக்கு சொந்தமானவை தந்தையாரை அழைத்து வா ஏன் என் வீட்டிற்கு வரவில்லை மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இருவரும் பல்லாண்டு வாழ்க இரண்டாவது பயிற்சி பின்வரும் வாக்கியங்களில் தடித்த எழுத்தில் உள்ள சொற்களை பொருத்தமான கூட்டுக்குள் எழுதுக வானதி மிகவும் திறமைசாலி நீவில் அனைவரும் மிக்க பொறுமைசாலிகள் நான் ஐந்தாம் ஆண்டில் கல்வி கற்கின்றேன் நீ இன்று போய் நாளை வா வளவன் இப்போதுதான் இங்கிருந்து சென்றான் அவர்கள் எல்லோரும் நாடக நடிகர்கள் நாங்கள் எல்லோரும் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினோம் யாம் அறியோம் பராபரனே யான் உமது அடிமை நாதா நீங்கள் எல்லோரும் பொறுப்பு மிக்க பிரஜைகளாக திகழ வேண்டும் பசுக்கன்று துள்ளி ஓடியது தாயே உமது உத்தரவு அவசியம் வேண்டும் நீரே நேற்று பாடசாலைக்கு வரவில்லை உமது தாயார் என்னை அழைக்கின்றார் மாணவர்கள் சுற்றுலா சென்றார்கள் இப்போது இந்த பயிற்சிகளுக்கான விடைகளை நீங்கள் பார்வையிடலாம் முதலாவது பயிற்சி கீழே காட்டப்பட்டுள்ள வாக்கியங்களின் இடைவெளிகளில் சரியான தன்மை முன்னிலை படர்க்க இடங்களுக்குரிய சொற்களை இட்டு நிரப்புக அவன் பாடசாலைக்கு சென்றான் அவள் நன்றாக ஓவியம் வரைவாள் அவர்கள் அதிகாலையில் வயலுக்கு செல்வார்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் நாங்கள் போன வாரம் சுற்றுலா சென்றிருந்தோம் நான் நேற்று கோவிலுக்கு சென்றேன் நீ நேற்று ஏன் பாடசாலைக்கு வரவில்லை அவை ஏன் பயந்து ஓடுகின்றன கன்றுக்குட்டி காலையிலேயே தனது தாயை தேடி ஓடுகின்றது அவை அனைத்தும் என் நண்பனுக்கு சொந்தமானவை உன் தந்தையாரை அழைத்து வா நீ ஏன் என் வீட்டிற்கு வரவில்லை அவர்கள் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் நீவிர் இருவரும் பல்லாண்டு வாழ்க இரண்டாவது வினாவிற்கான விடைகள் பின்வரும் வாக்கியங்களில் தடித்த எழுத்தில் உள்ள சொற்களை பொருத்தமான கூட்டுக்குள் எழுதுக வானதி நீவிர் நான் நீ வளவன் அவர்கள் நாங்கள் யாம் யான் நீங்கள் பசுக்கன்று உமது நீர் என்னை மாணவர்கள் தடித்த எழுத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த சொற்களில் நான் நாங்கள் யாம் யான் என்னை போன்றவை தன்மை இடத்திலும் நீவிர் நீ நீங்கள் உமது நீர் என்பவை முன்னிலை இடத்திலும் வானதி வளவன் அவர்கள் பசுக்கன்று மாணவர்கள் என்பவை படற்கை இடத்திலும் விடைகளாக அமைகின்றன மாணவர்களே நீங்கள் ஏற்கனவே செய்து கொண்ட விடைகளுடன் இந்த விடைகளையும் ஒப்பிட்டு பார்த்து கொள்ள முடியும் இத்துடன் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைந்து தமிழ் அறிந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள் மாணவர்களை பெற்றோர்களே காணொளியை பார்த்த பின் லைக் ஷேர் செய்வதற்கு மறக்காதீர்கள் உங்கள் கருத்துக்களையும் தவறாமல் பதிவிடுங்கள் சுடக தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் காணொளியின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் என்ற சிவப்பு நிற எழுத்துக்களை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பயன்மிக்க பதிவுடன் தமிழ் முழங்க வரும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம் சுடரட்டும் தமிழ் மொழி தொடரட்டும் பாருங்கள்